தம் உயிரை காக்க விரும்புவோர் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் பாருங்க லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஏன் ஆண்டவர் லோத்தினுடைய மனைவியை நினைக்க செய்ய வேண்டும் லோத் யார் லோத் நீதிமான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் சோதம் குமரா என்கிற பட்டணங்களிலே லோத் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவி இரண்டு பெண் பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள் அந்த பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது துன்மார்க்கத்தினால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது அருவறுப்பான கீழான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே அதிகமாக இருந்தார்கள் அந்த சூழ்நிலையிலையும் கூட லோத் நேர்மையாளவனாக இருந்தான் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருந்தான் ஆனால் நான் வாசிக்கிறது என்ன அந்த பட்டணங்கள் செல்வ செழிப்பினால் நிறைந்து போயிருந்தது நல்ல மக்களுக்கு நல்ல வருமானம் செழிப்பு இருந்தது பாருங்கள் வறுமையில கிடக்கிற பொழுது மனிதர்கள் சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைத்தால் போதும் அப்படித்தான் தேடுகிறார்கள் ஒரு காலத்துல தேசம் வறுமையில இருந்தது மக்கள் மிகுந்த வறுமையில் இருந்தார்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருந்தார்கள் குடிசைகளில் வாழ்ந்தார்கள் கந்தைகளை உடுத்தினார்கள் அப்பொழுதெல்லாம் மனிதர்களுடைய இருதயம் மிகவும் நேர்மையாக இருந்தது அந்த பாடுகளுக்கு மத்தியிலே கஷ்டங்களுக்கு மத்தியிலே வேதனைகளுக்கு மத்தியிலே ஒருவேளை சாப்பாடு கிடைத்தால் போதும் உடுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆடை கிடைத்தால் போதும் என்கிற ஒரு மனநிலையில இருந்தார்கள் அதன் பிறகு உடைய கண்ணீர் வேதனைகளை பார்த்து கடவுள் அவர்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்த பிறகு ஆசிர்வாதங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்த பிறகு நன்றாக சாப்பிட்டு திருப்தியான பிறகு அவருடைய புத்தி கெட்டு போகிறதை பார்க்கிறோம் அதன் பிறகு பாருங்கள் தீய இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் அடிமையாகி இந்த சோதம் குமரா பட்டணம் அப்படித்தான் அவர்களை நன்றாக ஆண்டவர் ஆசிர்வதித்த பொழுது அவர்கள் அதோடு நிற்கவில்லை கீழான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கெட்டு போனார்கள் பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட அதைத்தான் பார்க்கிறோம் அந்த தேசங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்த பிறகு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அதிகமான டைவர்ஸ் திருமண ஒப்பந்தத்தை மீறி செயல்படக்கூடிய அநேகர் அந்த தேசங்களில் எழும்புவதற்கு காரணம் என்ன வசதி வாய்ப்புகள் பெருக பெருக எல்லாம் கிடைக்க கிடைக்க கிடைக்க தேவனுக்கு உண்மையாக இருக்க மறந்து போனார்கள் திருமணத்திலே தேவனோடு செய்து கொண்ட கடவுளுக்கு முன்பாக அவர்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை மீற ஆரம்பித்தார்கள் மீறி தாறுமாற வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள் எளிதாக கணவனை விட்டுவிட்டு தூக்கி எறிவதையும் மனைவியை விட்டுவிட்டு ஓடி போகிறது அல்லது டைவர்ஸ் வாங்கி கொள்ளுவது இவரோடு வாழ முடியாது என்று சண்டை போடுகிற காரியங்களை அதிகம் அதிகமாய் மேல் நாடுகளில் நாம் பார்க்கிறோம் இந்தியாவிலும் கூட ஒரு காலத்தில் வறுமையில் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருந்த பொழுது மக்கள் அவ்வளவு மோசமாக இல்லை ஆனால் இப்பொழுது பாருங்கள் அநேக திருமண முறிவை பார்க்கிறோம் அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம் ஏன் கடவுள் அவளை ஆசிர்வதிக்கிற பொழுது இப்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏன் லோத்தினுடைய மனைவியை நினைக்க சொல்லுகிறார் என்றால் லோத்தினுடைய மனைவி செய்த காரியம் என்ன கடவுள் இந்த நகரத்தினுடைய அருவறுப்புகளை கண்டு நகரத்தை அழிக்க விரும்பினார் வானத்திலிருந்து நெருப்பை ஊற்றி அந்த பட்டணத்தை அழிக்க விரும்பினார் ஆகையினாலே இரண்டு வான தூதர்கள் மாலையிலேயே அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள் வந்து சொன்னார்கள் சீக்கிரமாய் தயாராக தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கப் போடுகிறார் பொழுது விடுவதற்குள் இந்த பட்டணங்கள் அழிக்கப்படும் என்று சொன்னார் லோத்தினுடைய மனைவியினுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளையை பார்த்திருந்தார்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த மருமகனிடத்தில் இதை சொன்ன பொழுது அவர்கள் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் இறுதியாக உனக்கு வேண்டியவர்கள் யாராவது சொந்தக்காரர்கள் தான் அவளை கூப்பிடு அழைத்துக் கொண்டு நாம் போய்விடலாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று வானத்துதர்கள் சொன்னார் ஒருவரும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை பொழுது விடியக்கூடிய நேரம் வந்தது வான தூதர்கள் என்ன செய்தார்கள் லோத்தையும் அவருடைய மனைவியையும் அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வேக வேகமாக பட்டணத்தை விட்டு அவருடைய உயிர் தப்பிப்பதற்காக புறப்பட்டு ஓடிப்போ தொலைவில் தெரி தெரியக்கூடிய அந்த நகரத்திற்கு போ என்று சொன்னார்கள் லோத்து சொன்னார் அவ்வளவு தூரம் என்னால் போவதற்கு கடினம் ஆனால் அருகில் இருக்கிற அந்த மலைக்கு போய் விடுகிறேன் என்று சொன்னார் சரி உயிர் காக்கும்படி ஓடிப்போங்கள் என்று சொன்னார் ஆனால் திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்னார் இந்த பட்டணம் வேண்டாம் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் இங்கே இருப்பது ஆபத்தானது ஓடிவிடுங்கள் என்று சொன்னார் திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொன்னார் அவர்கள் கிளம்புவதற்கு தாமதமான பொழுது இந்த வான தூதர்கள் அவருடைய கைகளை பிடித்து தர தர தரவென்று இழுத்து கொண்டு போனார்கள் அந்த பட்டணத்தை அவர்கள் கடந்து வெளியே போன பொழுது கொஞ்ச தூரம் போகும் வானத்திலிருந்து நெருப்பும் அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்தின் மேல் பொழியப்பட்டது பட்டணம் முழுவதும் தீக்கிரையானது அங்கே இருந்த சொகுசான வாழ்க்கை அங்கே இருந்த ஆடம்பரமான வாழ்க்கை சம்பாதித்தவைகள் எல்லாம் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது பார்த்த உடனே சத்தத்தை கேட்ட உடனே நெருப்பின் சத்தத்தை கேட்டவுடனே லோத்தனுடைய மனைவி என்ன செய்தாள் ஆண்டருடைய கட்டளையை மீறி திரும்பி பார்க்கிறாள் அப்படி திரும்பி பார்த்த பொழுது உப்பு தூணாய் அவள் அப்படியே மாறி போனாள் அப்படி உயிர் அவளை விட்டு போய்விட்டது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஒருவன் தன் உயிரை காத்து கொள்ள விரும்புவானானால் அவன் அதை இழந்து போவான் ஆனால் கடவுளுக்காக யார் தன் உயிரை இழப்பார்களோ அவர்கள் அதை கண்டடைவார்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் கடவுளுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது பாக்கியமானது ஆனால் கடவுளை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய உயிரை கொள்வோம் என்று நினைத்தால் அது ஆபத்தானது இங்கே லோத்தினுடைய மனைவி செய்த காரியம் என்ன உடைய உயிர் தப்ப ஓடிப்போ திரும்பி பார்க்காதே என்று கட்டளையிட்டார் அவள் தேவனுடைய கட்டளையை விட சோதம் குமரானுடைய செல்வத்தை பெரிதாக எண்ணி திரும்பி பார்க்கிறாள் அதனால் அவளுக்கு வந்த காரியம் என்ன அவருடைய உயிர் போனது உப்பு தூணாய் அப்படியே மாறி போய்விட்டாள் சிலையாக மாறி போய்விட்டாள் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் நாம் தேவனுடைய கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் ஆண்டருடைய கட்டளையை முன்னிட்டு புறப்படுகிறவர்கள் திரும்பி பார்க்கக்கூடாது அநேகர் திரும்பி பார்க்கிறார்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை திரும்பி பார்க்கிறார்கள் இந்த உலகத்தின் தரக்கூடிய சந்தோஷங்களை திரும்பி பார்க்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை திரும்பி பார்க்கிறார்கள் இவளெல்லாம் ஒன்றுமில்லை வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஒன்று தீமத்தையும் ஆறு ஏழுல வாசிக்கிறோம் இந்த உலகத்திற்கு நீ ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை ஒன்றையும் கொண்டு போக போகிறதும் இல்லை இந்த உலகத்தினுடைய பெருமைகள் மேன்மைகள் எல்லாம் அப்படி பார்ப்பதற்கு பளிச்சென்று தோன்றும் அதன் பிறகு மின்னல் எப்படி கடந்து போய்விடுகிறதோ ஒரு நிமிடம் பளிச்சென்று தோன்றிவிட்டு மறைந்து போகிறதோ அதே போல அவைகள் மறைந்து போய்விடும் அவைகள் நிலையானவை அல்ல அவைகள் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கவும் முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நித்தியமானவர் அவர் ஒருவர் தான் நிலையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் ஆமேன் அலலூயா ஒரு ஒரு சகோதரி எனக்கு தெரியும் ஒரு வாலிப பெண்ணாக இருந்த பொழுது ஜபத்திற்கு தொடர்ந்து வருகிறவளாக இருந்தாள் பல வருஷங்கள் அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது அவளுடைய உள்ளம் தடுமாறியது வேற சபைகளுக்கும் அவள் செல்ல ஆரம்பித்தாள் அப்படி போய்கொண்டிருந்த பொழுது அந்த குடும்பத்தார் என்ன செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு எப்படியாவது திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவள் என்ன செய்தாள் அவளுடைய அந்த சபைகளில் உள்ள பல பாஸ்டர்களிடத்துல அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியரிடத்தில் இப்ப ஆலோசனை கேட்டார் தேவர் மிஸ்கைடர் அவர்கள் அவளுக்கு தவறான துர்பத்தி சொன்னார்கள் சரியான ஆலோசனை கொடுக்கவில்லை இறுதியாக அவருடைய குடும்பத்தார் ஒரு பையனை பார்த்து ஏற்பாடு செய்தார்கள் அந்த பையன் அவளை பிடித்திருக்கிறது அந்த குடும்பம் திருமணம் செய்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் அது தேவ சித்தம் என்பதை அறிந்த நான் அந்த பெண்ணிடத்தில் இரண்டு முறை நான் நேரிலே போய் பெண்ணை சந்தித்து சொன்னேன் கடவுளுடைய விருப்பம் தயவு செய்து திருமணம் செய்து கொள் அவள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் வீட்டிலே இரண்டு முறை அவளை நேரிலே சந்தித்து சொன்னேன் ஆண்டருடைய விருப்பத்தை தள்ளாதே எப்படியாவது திருமணம் செய்து கொள் உனக்கு பின்னாலே தங்கைகள் இருக்கிறார் திருமணம் செய்து கொண்டு போய்விடு அதுதான் நல்லது அவள் காதிலே வாங்கி கொள்ளவில்லை நான் எவ்வளவோ அவளிடத்துல சொல்லியும் கூட அவருடைய வீட்டிற்கு ஒரு முறை போனேன் வேலை செய்கிற இடத்திற்கும் போய் சொல்லி பார்த்தேன் அவள் சட்டையே பண்ணவில்லை என்னிடத்துல நான் சொல்லும் பொழுது சரி சரி என்று சொல்லுவாள் நான் வந்த பிறகு வேறு விதமாக செயல்படுவாள் ஆனால் பாருங்கள் அதன் பிறகு அவளுக்கு திருமணமே ஆகவில்லை அவளுடைய தோழிகள் அவளோடு பழகுகிறவர்கள் என்னிடத்தில் சில காரியங்களை சொல்லுவார்கள் அவள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள் எவ்வளவு அழுகிறாள் வயதாகிறது நாற்பதை தாண்டி விட்டது அப்படி உள்ளத்தில் வேதனை குடும்பத்தில் அவ்வளோ பெரிய வேதனை பெற்றோர்கள் அவளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள் இவளை பார்த்து பார்த்து அவளுடைய தங்கையும் திருமணம் செய்து கொள்ளாமல் போனார் குடும்பத்தினுடைய வேதனையை பாருங்கள் சில பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் எவ்வளவுதான் ஆண்டவர் அவர்களோடு பேசினாலும் துளி கூட காதலை வாங்கி கொள்வதில்லை அதை அசட்டை செய்து கொண்டு போய்விடுகிறார் தேவ ஊழியர்களுக்கு வேறு வேலை இல்லாமல் வந்து பேசுவதில்லை ஏதோ ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார் என்றால் சில காரியங்களை குறித்து அவர் பேச வைக்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய திட்டம் அங்கே ஒன்று இருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிருபைகளை ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள் இன்றைக்கு பாருங்கள் குடும்பமே கண்ணீரிலே மிதக்கிறது ஒரு பெண் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனாலே அந்த வீட்டிலே பாருங்கள் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு வேதனை அவள் செய்த காரியத்தினாலே பெற்றோருக்கு வேதனை அதன் பிறகு இருக்கக்கூடிய தங்கை தம்பிகளுக்கு வேதனை அருமையான சகோதர சகோதரிகளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் அதுதான் சரியானது அநேகர் என்ன நினைக்கிறார்கள் ஐயோ கஷ்டமாக இருக்கிறது இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று பல ஆசிர்வாதங்களை தள்ளிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார் தொடக்க நூல் பதினாறாவது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து அங்கே வாசிக்கிறோம் இந்த ஆகார் சாராள் இடத்திலே பணிப்பெண்ணாக இருக்கிறாள் சாராளுக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லை ஆனால் இந்த ஆகார் பிரசவமான உடனே அவளுக்கு குழந்தை உண்டான உடனே கருவுற்ற உடனே தன் தலைவியை அசட்டை செய்ய ஆரம்பிக்கிறாள் அப்படி அசட்டை செய்ததுனாலே சாராளுடைய அடிமை பெண் தான் ஆகார் சாராள் என்ன செய்கிறாள் அவளை கொடுமைப்படுத்துகிறாள் அவள் என்னை இப்படி அசட்டை பண்ணுகிறாளே நான் தானே எஜமானி அவள் அடிமை பெண் தானே அவள் கருவுற்ற உடனே என்னை எப்படி அசட்டை செய்யலாம் அவளுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக அவளை கொடுமைப்படுத்தினாள் ஆகார் என்ன செய்தாள் நீ என்னை கொடுமைப்படுத்துகிறாயா என்று சொல்லி ரகசியமாக தப்பித்து ஓடிவிடுகிறாள் யாரிடத்திலும் சொல்லாமல் அந்த வீட்டை விட்டு ரகசியமாக ஓடிவிடுகிறாள் நோபடி நோஸ் யாருக்குமே தெரியாது அவளை தேடுகிறார்கள் வீட்டில் அவள் காணாமல் போய்விட்டாள் வெகு தூரம் போய்விடுகிறார் அப்படி போன பொழுது பைபிளில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா ஓடி போன பிறகு தொடக்க நூல் பதினாறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு ஆண்டவருடைய தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகிலே அவளை கண்டார் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றுக்கு அருகில் இந்த வான தூதர் அவளை கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கே இருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் சொன்னாள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்று சொன்னாள் உண்மையை சொல்லிவிட்டாள் சாராள் என்னை கொடுமைப்படுத்துவதனாலே என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பித்து ஓடுகிறேன் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் அவளிடம் நாம் அந்த பெண்ணை பார்த்தால் என்ன சொல்லியிருப்போம் யோசித்து பாருங்கள் ஐயோ பாவம் உடைய தலைவி கொடுமைப்படுத்தினதுனால இவள் தப்பித்து ஓடிவிட்டாள் அவளுடைய கண்ணிலே மாட்டி விடாதே வேறு எங்கேயாவது ஓடிவிடு பத்திரமா அங்கே போய் ஒடிந்து கொள் இப்படி பல காரியங்களை நாம் அவளுக்கு சொல்லியிருப்போம் அதுதான் மனித இயல்பு பொதுவாக மனிதர்கள் அப்படித்தான் சொல்லுவோம் ஒரு இறக்க குணத்திலே அப்படி சொல்லுவார்கள் பாவம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த வான தூதர் சாராயை பார்த்து சொல் அந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறாள் என்ன சொன்னார் தெரியுமா அவர் அவளை நோக்கி ஆண்டவருடைய தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு நான் பெருகச் செய்வேன் என்றார் பாருங்கள் ஒரு ஆசிர்வாதத்தை பின்னாலே வைத்திருக்கிறார் உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்று சொன்னார் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார் ஆனால் எப்பொழுது பார்த்தீங்களா நீ போய் உன் தலைவிக்கு அடங்குகிறது சில நேரங்களில் நமக்கு அது கஷ்டமாக தெரிகிறது வேதனையாக தெரிகிறது எப்படியாவது தப்பித்து ஓடிவிடலாம் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பிரிவினைகள் மனைவியை விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய கணவன்மார்கள் கணவனை விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் காரணம் என்ன சில கஷ்டங்கள் சில வேதனைகள் அதை தாங்க முடியாததுனால இந்த கஷ்டம் வேண்டாம் என்று ஓட பார்க்கிறார் ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பின்பாக தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே அந்த ஆசிர்வாதம் என்ன அது உன் சந்ததியை பற்றியது உன் பிள்ளைகளை பற்றியது அதன் பிறகு வரக்கூடிய உன் பேர பிள்ளைகளை பற்றியது தயவு செய்து இப்படிப்பட்ட பிரிவினைகளை தேடாதீர்கள் கொஞ்சம் அடங்கி இருங்கள் ஆண்டவர் உங்களை அதற்கு பதிலாக ஆசிர்வதிப்பார் போ உன் தலைவிக்கு போய் அடங்கியிரு என்று சொன்னார் எப்படி இருக்கும் நாமாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் நோ சும்மாவே என்னை அவள் கொடுமைப்படுத்தினாள் தப்பித்து விட்டேன் இப்பொழுது திரும்ப போனால் என்னை எவ்வளவு கொடுமை செய்வாள் அதனால் வேறு எங்க வேண்டுமானாலும் போக சொல்லுங்க அங்க மட்டும் நான் போகவே மாட்டேன் என்னை கொன்றே போட்டு விடுவாள் என்று சொல்லுவோம் இப்படித்தான் பல பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆகார் அப்படி செய்யவில்லை ஆகார் என்ன செய்தாள் இந்த வான தூதருக்கு கீழ்ப்படைந்தாள் பாருங்கள் அது எவ்வளவு கடினமான காரியம் என்பது அவளுக்கு தெரியும் அந்த காலத்திலே அடிமை பெண்கள் தப்பித்து ஓடிவிட்டால் அவர்களை அடிக்கவோ அவர்களை கொல்லவோ கூட அந்த எஜமானர்களுக்கு அனுமதி இருந்தது அந்த சூழ்நிலையிலே தான் வானத்துதர் சொல்லுகிற அவன் தலைவிக்கு போய் அடங்கியிரு ஆகார் என்ன செய்தாள் கீழ்ப்படிந்தாள் கீழ்படிந்து வான தூதருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து நெஜமானிக்கு போய் அடங்கி இருந்தாள் அப்படி அடங்கி இருந்ததுனால அப்படி சந்ததியை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் பிரைசலோ அல லூயா இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்வதில்லை லுக் அவுட் யுவர் சில்ட்ரன் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் சில காரியங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போங்கள் அதுதான் தேவனுடைய பார்வையில நன்மையானது ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டையை போட்டுவிட்டு ஒருபோதும் பிரிவினையை தேடாதீர்கள் முரண்பட்டு நிற்காதீர்கள் சண்டை போடுவதை பெரும்பாலும் தவிர்த்து விடுங்கள் முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து விட்டு போங்கள் your generation will be blessed உங்கள் சந்ததி அதன் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படும் எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததி பெருகி ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படிப்பட்ட பெண்களாலே இந்த சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கீழ்ப்படியாத அல்லது ஒத்து போகாத முரண்பாடு பிடிக்கக்கூடிய மனிதர்களால் பெண்களால் சந்ததி படக்கூடிய வேதனைகள் எத்தனை சில பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் எவ்வளவு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒற்றை காலிலே நிற்கிறார் பிறகு நாட்கள் செல்லுகிறது சில பெண்கள் அப்படித்தான் செய்கிறார் சின்ன பிரச்சனையில சண்டை போட்டு விட்டு கோபித்து விட்டு போய்விடுகிறார்கள் குழந்தையும் கொண்டு போய்விடுகிறார்கள் ஆரம்பத்திலே எதுவும் ஒன்றும் தெரிவதில்லை நாட்கள் செல்ல செல்ல அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் அந்த பிள்ளைகள் முதிர்ச்சி அடைந்த பிறகு ஒரு தாய் இல்லாமல் ஒரு தகப்பன் இல்லாமல் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை பெற்றோர்கள் உணர்வதில்லை தங்கள் சுய நலத்தினாலே பிள்ளைகள் படக்கூடிய வேதனை அவர்கள் மறந்து விடுகிறார் அவர்களுடைய கௌரவமும் அவர்களுடைய பிடிவாதமும் தான் அவர்களுக்கு முக்கியம் ஒரு சகோதரனை என்னிடத்திலே கொண்டு வந்தார்கள் அவன் ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்தான் நல்ல சம்பளம் நல்ல விதவிதமான சாப்பாடுகள் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவனுக்கு வழங்கப்பட்டது அவன் ஒரு குடிகாரனாக இருந்தான் திருமணம் ஆகிவிட்டது ஆனாலும் அவன் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தான் அவனுடைய பெற்றோர்கள் தன் மகன் எப்படியாவது திறந்த வேண்டுமே என்று சில தியானங்களுக்கு அனுப்பி பார்த்தார்கள் பல தியானங்களுக்கு சென்று விட்டோம் அவன் குடி பழக்கத்தை விடவில்லை என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த பெற்றோரும் தாயும் தகப்பனும் வந்தார்கள் பையனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவனுக்கு இப்படி ஒரு குடி பழக்கம் இருக்கிறது தயவு செய்து அவனோடு கொஞ்சம் பேசுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பையனை தனிமையாய் நான் அழைத்து உனக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் குடிக்கிறாய் உனக்கு என்ன குறை இருக்கிறதுன்னு கேட்டேன் அவன் சொன்னான் பிரதர் நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தோம் சின்ன வயதுல நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் குடும்பத்தில் ஒன்றாக சாப்பிடுவோம் தாய் தந்தை நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக தான் சாப்பிடுவோம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது தகப்பனுக்கும் தாய்க்கும் பெரிய சண்டை இருவரும் பிரிந்து விட்டார்கள் தகப்பன் பிரிந்து போய்விட்டார் இரண்டு வருடங்கள் கழித்து அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் இந்த இரண்டு வருடங்கள் நான் பட்ட வேதனை எனக்குத்தான் தெரியும் எட்டாம் வகுப்புக்கு பிறகு பாருங்கள் பதிமூன்று வயது தான் சிறு பையன் அது வரைக்கும் ஒன்றாக சந்தோஷமாக சாப்பிட்ட நான் அதன் பிறகு சாப்பிட உட்காரும் பொழுதெல்லாம் என் மனதில் ஒரு வேதனை அந்த வேதனை என் தாய்க்கு தெரியாது என் தகப்பனுக்கு தெரியாது அந்த வேதனைனாலே எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை வெறுப்பாக மாறிப்போனது அதுதான் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் என்னுடைய உள்ளம் அந்த வேதனையிலிருந்து நான் விடுபடவில்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன் விதவிதமான சாப்பாடுகள் இன்றைக்கு தகப்பன் பிரிந்ததுனாலே குடும்பம் வறுமையில இருந்தது சரியான சாப்பாடு இல்லை அதை நினைத்து நினைத்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் இன்றைக்கு விதவிதமான சாப்பாடுகள் எனக்கு முன்பாக இருந்தாலும் அந்த உணவை என்னால் சாப்பிட முடியவில்லை அந்த வேதனை மறைப்பதற்காக குடிக்க ஆரம்பித்தேன் அப்படித்தான் இந்த குடி பழக்கம் வந்தது இப்பொழுது அந்த பழக்கத்தை விட முடியவில்லை என்று சொன்னார் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் படுகிற வேதனைகளை நினைத்து பார்க்கிறார்கள் யோசிக்கிறதில்லை உங்களுடைய சுயநலத்தினால் உங்களுடைய சுய கௌரவத்தினால் சுய பிடிவாதத்தினால் பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பாழானாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய தாய் தகப்பனாலே எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் ஏன் கொஞ்சம் சண்டை போடாமல் விட்டு கொடுத்தால் என்ன பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் ஒத்து போனால் என்ன யோசித்து பாருங்கள் நாம் அன்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்ன அன்பு உடைய சுயநலம் உடைய கௌரவம் இதை குறித்து ஒருவர் யாராவது கணவன் மனைவியை பார்த்து பேசிவிட்டால் அவ்வளவுதான் அல்லது மனைவி கணவனை பார்த்தோ கணவனுடைய குடும்பத்தை பார்த்தோ ஏதோ சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் உடைய கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம் உடைய குடும்ப கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லை உடைய கௌரவத்தை கொடுத்தது யார் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது யார் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதனாலே சின்ன பின்னமாகி போகிறது இந்த பிள்ளைகளுடைய நிலைமை பிள்ளைகளுடைய வேதனை யாரும் அறிந்து கொள்வதில்லை பிள்ளைகள் மேல் உண்மையான அன்பு இருக்கிறவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள் ஓகே ஒரு மனைவி கோபப்பட்டா கணவன் விட்டு கொடுக்க வேண்டும் ஒருவேளை கணவன் கோபப்பட்டா மனைவி விட்டு கொடுக்க வேண்டும் ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேவனிடமிருந்து அந்த ஆசிர்வாதம் வர வேண்டும் அந்த திருமண வாழ்க்கை எளிதாக இன்றைக்கு உடைத்து விடுகிறார் எளிதாக தூக்கி எறிந்து பேசுகிறார் ஒருவர் ஒருவரை தூக்கி எறிந்து பேசுகிறார் திருமணத்தினுடைய அடையாளமா போட்டிருந்த தாலியை அனாவசியமாக கழட்டி எறிந்து வீசி விடுகிறார் மதிக்கிறதில்லை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருமண உடன்படிக்கை நடக்கும் பொழுது என்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் முன்பாக வான தூதர்களுக்கு முன்பாக திருச்சபையின் சார்பாக குருக்களுக்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய கூட்டத்திற்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம் இன்பத்திலும் துன்பத்தில் இணை பிரியாமல் ஒருவர் ஒருவரோடு இருந்து ஒருவர் ஒருவரை தாங்கி அன்பு செய்து பணிந்து நடப்பேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் உண்மையாகவே அந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களா அதற்கு கீழ்ப்படிந்தீர்களா பிரமாணிக்கமா இருப்போம் என்று சொன்னீர்களே அந்த வாக்குறுதியின்படி நடக்கிறீர்களா யார் அந்த வாக்குறுதிகளை காத்து நடக்கிறார்களோ அந்த சந்ததி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் பிரைஸ் யார் அந்த வாக்குறுதியை துச்சமாக நினைக்கிறீர்களோ அந்த குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாகிறது அந்த வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒன்று சில பாவ வழியிலே போய் விழுந்து விடுகிறார் நான் சொன்னேனே அந்த சகோதரன் அவர் குடிக்கிறார் அவருடைய பெற்றோர்கள் இன்றும் கண்ணீர் வடித்து அவனை எப்படி விடுதலை ஆக்குவது என்று தெரியாமல் அலைகிறான் பாருங்கள் ரெண்டு வருஷங்கள் அவர்கள் செய்த அவருடைய பிடிவாதத்தினாலே வந்த காரியங்கள் இப்பொழுது எத்தனை வருஷங்கள் அந்த பிள்ளையை நினைத்து வேதனைப்பட்டார்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே அதனால தான் பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கிறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் விரும்பி திருமணம் செய்தீர்களோ விரும்பாமல் அந்த திருமணம் நடந்து விட்டதோ கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார் ஒரு போதும் பிரிவினையை தேடாதீர்கள் பிரிவினைக்குரிய வார்த்தைகளை பேசாதீர்கள் பிரிவினைக்குரிய கோபத்தை தள்ளிவிடுங்கள் அதை விட்டு விடுங்கள் அது கடவுளுக்கு உகந்ததல்ல கடவுள் அதை விரும்புவதும் இல்லை என்ன பாடுபட்டாவது அதை மேற்கொள்ளுங்கள் தூக்கி எறியுங்கள் காட் ஜாயின் யூ தேவன் உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று நினைக்காதீர்கள் ஆகார் அப்படித்தான் நினைத்தாள் சாராளுக்கு ஆண்டவர் தான் அவளை பணிப்பெண்ணாக வைத்திருந்தார் அவள் எப்படியாவது தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் உருவான தூதர் அவளை சந்தித்து அவளுக்கு புத்தி சொன்னவுடனே அவள் கீழ்ப்படிந்தாள் அதனால் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் நடந்தது என்ன அதன் பிறகு தன் மகனை அழைத்து கொண்டு வேறொரு நாட்டிற்கு போகும் பொழுது வழியிலே ஒரு பெரிய பாலைவனம் தொடக்க நூல் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம் அந்த பாலை வனத்திலே தண்ணீர் தீர்ந்து போய் விடுகிறது குடிக்க தண்ணீர் இல்லை மகன் சாக கிடக்கிறான் கதறி அழுது கொண்டு குக்கரல் எடுக்கிறான் தன் மகனை தூரமாய் கிடத்தி விட்டு அவன் சாவதை சகிக்க முடியாமல் அந்த பெண் தூரமாய் உட்கார்ந்து கொண்டு தேவரை நோக்கி கதறி அழுதாள் விதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டார் ஏன் அந்த அழுகுரலை கேட்டார் சில வருடங்களுக்கு முன்பாக அவர் கொடுத்த வாக்குறுதி அது நீ போய் அடங்கிரு உன் சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் அவள் அடங்கி இருந்ததுனாலே அந்த சந்ததி உயிருக்காக போராடி கொண்டு கண்ணீர் விட்ட பொழுது ஆண்டவர் அந்த அழுகுரலை கேட்டார் ஒரு வான தூதர் இறங்கி வந்து ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம் இப்படி திறந்த உடனே அந்த பாலை வனத்திலே நீருள்ள ஒரு ஊற்றை பார்க்கிறாள் அது தண்ணீரை எடுத்துக்கொண்டு தானும் பிள்ளையும் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தான் தப்பித்து ஓட வேண்டும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் நினைக்கிறவனை இழந்து போவான் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை இழந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவர்கள் அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் இன்னைக்கு யோசித்து பாருங்கள் ஆண்டவரிடத்துல நான் வருகிறோம் தேவனுடைய பிள்ளையாக நடக்கிறோம் அப்படியே முன்னேறி கொண்டிருக்கிறோமா பின்னாலே திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறோமா இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோமா இந்த உலகத்தினுடைய பாவ சந்தோஷங்களை அல்லது இந்த உலகத்தினுடைய மேன்மைகளையே பார்த்து பார்த்து மதி இழந்து போய் நிற்கிறோமா தடுமாறி கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் கலப்பையின் மேலே கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கிறவன் எனக்குரியவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை பற்றி கொண்டீர்களா துணிந்து முன்னேறுங்கள் தேவாதி தேவனுடைய கரம் உங்களோடு என்று இருக்கும் அதுதான் உங்களுடைய சந்ததியை ஆசிர்வதிக்கும் ஒருபோதும் திரும்பி பார்க்காதீர்கள் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திரும்பி பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியும் ஊன் இயல்பின் இச்சைகளும் அல்லது இந்த உலகத்தினுடைய மேன்மைகளும் ஒருவேளை உங்களை இழுத்து கொண்டிருக்குமானால் இந்த வேலைகளை அவளை தூக்கி எறியுங்கள் ஆண்டவர் பின்னாலே வர பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை விடாப்பிடியாய் பற்றி கொள்ளுங்கள் அவரிடத்தில் தான் ஆசிர்வாதம் உண்டு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் ஆசிர்வதிக்க வல்லவர் அவர் ஆமே ஆபிரகாமை முன்னிட்டு அவருடைய சந்ததிக்கு இறக்கம் காட்டினவர் தாவீதை முன்னிட்டு அவருடைய சந்ததிக்கு இறக்கம் காட்டினவர் எந்த ஒரு மனிதன் தேவனை உண்மையாக பற்றி கொள்ளுகிறானோ அந்த மனிதனை முன்னிட்டு சந்ததியை இறக்கம் பாராட்டுகிற தெய்வம் சந்ததியை ஆசிர்வதிக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை ஒப்புப்படுங்கள் பெற்றோர்கள் விசேஷமாய் உங்களை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணியுங்கள் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அதற்கு ஒரு தேவை அதனுடைய அழுக்குரலை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார் இந்த உலக வாழ்க்கை எப்பொழுதுமே நன்றாக இருப்பதில்லை சில நேரங்களிலே வேதனை கஷ்டங்கள் வருகிறது நாம் இந்த உலகத்தில் எப்போதும் பிள்ளைகளோடு இருக்க போகிறதில்லை ஆனால் பிள்ளைகள் ஒரு நாள் வேதனையிலே கண்ணீர் விடுவார்களானா தேவன் அந்த கூக்குரலை கேட்பார் ஆகாருடைய பிள்ளையினுடைய குரலை கேட்டு இறங்கி வந்தவர் நம்முடைய பிள்ளைகளுடைய குரலை கேட்டும் இறங்கி வருவார் ஒரு அற்புதத்தை செய்வார் பிரைஸ் அலலூயா ஒப்பு கொடுக்கலாமா அன்றைக்கு கண்களை மூடுவோம் ஒருவேளை கொஞ்சம் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களாக இருப்போமானால் இந்த வேளையில ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு நீர் தான் முக்கியம் இந்த உலகம் எனக்கு பின்னாலே தான் இந்த உலகத்தினுடைய மேன்மை இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் இவைகளெல்லாம் நீர் கொடுத்தவைகள் தான் இவைகள் எனக்கு முக்கியம் அல்ல நீர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அப்படியே ஒப்புக்கொடுங்கள் நாம் செபிக்கலாம் அன்புள்ள பரலோக தந்தையே நீர் கொடுத்த வார்த்தைகளை உடைய அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்பா யார் யார் கொஞ்சம் பின்னாலே பார்க்கிறார்களோ அப்படியே உள்ளங்களை தொடும் ஒரு விடுதலை கொடும் எல்லா பின்மாற்றத்தினுடைய கட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் ஒட்டைக்கிறேன் ஒருபோதும் பின்னாலே திரும்பி பார்க்காமல் உறுதியாயுமை பற்றி கொண்டு பின் செல்ல இந்த நாளில் உடைய கிருபை அவர்கள் மேல் ஊற்றும்படி நான் செபிக்கிறேன் எதிர்ப்புகளையோ ஏளனங்களையோ கண்டு சோர்ந்து போகாமல் துணிச்சலோடு உமக்கு பின்னாலே வர ஒவ்வொரு சகோதர சகோதரின் மேலும் உடைய ஆவியானுடைய அருள் ஊற்றப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா தொடுங்க அத்தனை பேரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதானே நம்முடைய விருப்பம் ஒருவர் கூட இதுல வீணாவது உடைய விருப்பம் அல்ல ஒருவர் கூட பின்னிட்டு திரும்பி பார்ப்பது உடைய விருப்பம் அல்ல லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரு இந்த நாளில் அவளை நினைவு கூறுகிறோம் அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினதை நினைவு கூறுகிறோம் இனி நாங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டோம் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் உமக்காய் ஜீவிப்போம் உமக்காக விட்டு கொடுப்போம் சண்டைகளை முழுவதுமாய் தவிர்த்து விடுவோம் ஆண்டவரே சுய கௌரவத்திற்காக எங்கள் குடும்ப கௌரவத்திற்காக பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை உணராமல் சண்டை போட்டு கொண்டு இருக்க மாட்டோம் ஒருபோதும் பிரிவினை தேட மாட்டோம் என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்று நீர் ஆசிர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் அந்த குடும்பங்களின் மேல் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக உடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படுவதாக இட் ஆல் பி பிளஸ்ட் லா ஆகாரை போல அடங்கி இருக்க சம்மதித்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய இறக்கம் வரட்டும் குடும்ப சுமை என்னால் தாங்க முடியவில்லை என்று புலம்புகிற அந்த பிள்ளைகளின் மேல் உடைய இறக்கம் வருவதாக இந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக இந்த வேதனைகள் மாறி போகட்டும் அப்பா உடைய ஆசீர்வாதங்களால் அவர்கள் நிரம்பட்டும் நீர் ஒருவரே இதை செய்ய வல்லவர் உமை நாடி தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறபடினா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அத்தனை பிள்ளைகளுடைய வேதனையும் நினைவு கூறும்படி ஜெபிக்கிறேன் அவளுடைய ஆசிர்வதியும் அவருடைய வாழ்வை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் மாறிப்போகட்டும் போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அந்த குடும்பங்களிலே உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த வீடுகள் ஆசிர்வதிக்கப்படுவதாக அங்கே வியாதியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் சுகமடையட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லா வியாதிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் எல்லா வியாதிகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் வியாதிகள் முற்றிலும் விலகி போகட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பேன் வியாதியை விளக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் உண்கிற அப்பத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசிர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் அது மட்டுமல்ல வியாதிகள் முற்றிலும் அவளை விட்டு விலகட்டும் பூரண சுகமும் தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் என்று நான் செபிக்கிறேன் துளி கூட எனக்கு நிம்மதி இல்லை என் வீட்டிலே நிம்மதி இல்லை என்று புலம்புகிற பெண்களை நீர் ஆசிர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் சகோதரர்களை ஆசிர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் தெய்வீக சமாதானம் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா fill the heart with peace அப்படியே உள்ளங்கள் தெய்வீக சமாதானத்தினால் நிரம்பட்டும் இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினால் நிரம்பட்டும் பிலிப்பியர் நான்கு ஆறிலே சொல்லியிருக்கிறீரே அறிவெல்லாம் கடந்த ஒரு இறை அமைதி உடைய உள்ளத்திற்கு அரணா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படிப்பட்ட ஒரு பேர் அமைதி உடைய உள்ளங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் செபிக்கிறேன் அரணா இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் இந்த வேத வசனத்தின்படி அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இப்பொழுதே ஒரு பேர் அமைதி அவருடைய உள்ளத்திலே உண்டாகட்டும் அவருடைய உடலிலே உண்டாகட்டும் அவருடைய ஆவியிலே உண்டாகட்டும் அவருடைய ஆவி ஆத்மா முழுவதும் உடைய அமைதி குடிகொள்ளட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஃபில் தி ஹார்ட் லார்ட் நன்றி நீர் அப்படியே செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செபிக்கிறோம் பிதாவே ஆமே